வணக்கம் பேராசிரியர் முனைவர் ரஞ்சனி இன்றைய இளைஞர்கள் லட்சியங்களை நோக்கி சென்றுதான் பல லட்சங்களை அடைகின்றார்கள் நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்தியாவை வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் கனவு காணுங்கள் என்று இளைஞர்களை பார்த்து தான் சொன்னார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஒரு ஏழை விவசாயியினுடைய மகள் பயிர் பாதுகாப்பிற்காக ஒரு நவீன தெளிப்பானை அண்மையில் கண்டுபிடித்துள்ளார் இதை நான் நாளிதழில் படித்தேன் இந்த தெளிப்பான் மூலமாக ஒட்டுமொத்த ஒரு வயலிற்கும் பேக்டரி மற்றும் மின்சாரத்தின் மூலமாக மருந்தினை தெளிக்க முடியும் தன்னுடைய அப்பா விவசாயிக்காக மட்டுமல்ல இந்த தேசத்தில் வாழுகின்ற எல்லா விவசாயிகளும் பயன்பெறும் பொருட்டு இந்த சாதனத்தை இந்த பெண் கண்டுபிடித்துள்ளார் பாரம்பரிய முறையான மருந்து தெளிப்பானை முதுகில் சுமந்து கொண்டு செல்வார்கள் அந்த அதன் மூலமாக நெஞ்சு எரிச்சல் வயிற்று வலியெல்லாம் விவசாயிகளுக்கு அதிகம் ஏற்பட்டுள்ளது இந்த நவீன மருந்து தெளிப்பான் நகர்த்தி செல்லக்கூடியது விவசாயியானவர் எட்டி நின்று அந்த மருந்தை தெளிக்க முடியும் எவ்வளவு அற்புதமான ஒரு சாதனம் இந்த சாதனத்தை விற்பனை செய்வதன் மூலம் அந்த பெண் ஏராளமாக சம்பாதிக்கலாம் அதையெல்லாம் பற்றி நாம் இங்கு ஆராய வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஒரு அந்த பெண்ணினுடைய ஒரு சமூக நலனையும் லட்சியத்தையும் தான் நாம் இங்கே காண முடிகின்றது இன்றைய இளைஞர்கள் அறிவு தன்னம்பிக்கை துணிவு நிரம்பியவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் நடமாடும் சூரிய ஒளி இஸ்திரியை தமிழகத்தை சார்ந்த உமாசங்கர் என்ற இளம்பெண் கண்டுபிடித்துள்ளார் இதற்காக அவருக்கு ஸ்வீடன் நாடு மாணவ பருவ விருது என்ற ஒரு உயரிய விருதினை அளித்துள்ளது மேலும் India doctor APJ Abdul Kalam ignite என்ற விருதினை அவருக்கு அளித்து சிறப்பித்துள்ளது சாலையோரத்தில் நடமாடும் நடமாடும் சலவை தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சலவை தொழிலாளி அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த இஸ்திரியில் கரியின் மூலமாகத்தான் அவர் இது நாள் வரை அந்த பெட்டியை தேய்த்து கொண்டிருப்பார் அந்த கறிக்கு அவர் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை எழுநூறுவாயாவது அவருக்கு செலவாகும் அதோடு மட்டுமல்லாமல் கறி கறிகள் அடக்கி அந்த இஸ்திரி பெட்டியை தேய்ப்பதன் மூலமாக அவருடைய சுவாசமும் பாதிக்கப்படும் இந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இஸ்திரியானது